மெசேஜில் போட்டிங்களா இல்லையா Thank you. Um, Maharaj, uh, for the new devotees, uh, for your information, Maharaj is the direct disciple of the founder Acharya Abhay Chandra Bhaktivedanta Swami Maharaj and one of the initiating gurus of ISKCON. Eh? And now Maharaj has been, uh, to my knowledge, Maharaj has been preaching in Malaysia for the past 25 years. Eh? And Maharaj also has cultivated many disciples all over the country and the disciple also doing very well. So this is another plus point for the development of this congregation. Thank you very much Maharaj. So Maharaj வந்து புரோபாரோட நேரடி சீடர் நம்மளாம் வந்து புரோபாரை பார்க்காமலே அவரை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறோம் அவர்கிட்ட நேரடியா தீட்சி வாங்கியிருக்காங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட ஒரு கொடுத்து வைத்த ஆன்மாக்கள் என்று நம்ம நினைச்சு பார்க்கணும் இன்றைக்கு மகாராஜ் வந்து இடையே வந்திருக்கின்றாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி மகாராஜ் வந்து நம்முடைய இஸ்மான் தீட்சை குருமார்களில் ஒருவர் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறாங்க மகாராஜோட கருணையினால நிறைய பேர் பக்தராகி இங்கேயும் நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க இப்பொழுது மகாராஜ் அவர்களை அன்புடன் இந்த பகவதி சொற்பொழி வழங்க வழங்குகின்றோம் மகாராஜ் வந்து இன்னைக்கு பகவத்கீதையின் சதுர் ஸ்லோகங்கள் நான்கு முக்கியமான ஸ்லோகங்கள் இருக்கு பகவத்கீதையில அந்த நான்கை பற்றி மாராய் So the Chatur Shloki of the Bhagavad Gita comes in the 10th chapter, which is the Vibhuti Yoga. Now it's like that. இந்த சதுர் ஸ்லோகங்கள் பத்தாம் அத்தியாயத்தில் இந்த அத்தியாயம் விபூதி அத்தியாயம் என்று வழங்கப்படுகின்றது In the ninth chapter, Lord Krishna had spoken the most confidential knowledge. ஒன்பதாம் அத்தியாயத்தில் கிருஷ்ண பகவான் மிக ரகசியமான அறிவை பற்றி பேசியிருக்கிறார் But now like that. You And must rotate and Arjuna rotate. was very Let them inspired check, Mataji, we change. to hear all of Oh, they this changed from it, Lord Yeah, Krishna. let them check. இதையெல்லாம் கேட்பதற்கு அர்ஜுனன் மிகவும் ஆர்வமாக இருந்தார் So then Lord Krishna went on to give this essence of the Bhagavad Gita in four verses. No. அதன் பிறகு கிருஷ்ண பகவான் இந்த நான்கு பதங்களின் மூலமாக பகவத்கீதையின் சாரத்தை வழங்கி இருக்கின்றார் The verses of the Bhagavad Gita, like the verses in the Vedas or any scripture, they come in three different levels. மற்ற மற்ற சாஸ்திரங்களின் படியே பகவத்கீதையும் மூன்று படிநிலைகளை கொண்டுள்ளது The three levels are called Sambandha, Abhidaya and Prayojana. Sambandha means knowledge of the relationship between the living entities and the Lord. அந்த படிநிலைகள் என்னவென்றால் சம்பந்தம் அபிதேயா பிரயோஜனா சம் முதலில் சம்பந்தம் என்பது கிருஷ்ண பகவானுடன் நமக்கு இருக்கின்ற உறவை பற்றியது Then Abhidaya is talking about the process of devotional service. இரண்டாவது அபிதேயா என்பது பக்தி தொண்டின் வழிமுறைகளை விளக்குவது So first there's the abhidaya, the relationship, and then how to act in that relationship. முதலாவதாக பகவானுடன் நமக்குள்ள உறவு இரண்டாவதாக அந்த உறவை எப்படி வளர்த்துக் கொள்வது And then we will hear Bright Ojana, the goal of that process. அதன் பிறகு பிரயோஜனம் இந்த பக்தி வழிமுறையின் நன்மை We're going to do Bhakti Yoga. We're going to chant Hare Krishna. Turn your handphone. We're going to do service Just for turn your Krishna. hand- turn What's the goal? What's the purpose? பகவானுக்கு நாம் ஹரே கிருஷ்ணா ஜெபம் செய்கின்றோம் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்கின்றோம் இதன் இதற்கான நோக்கம் என்ன So in four verses, Lord Krishna describes these three different levels. இந்த மூன்று படிநிலைகளையும் கிருஷ்ண பகவான் இந்த நான்கு ஸ்லோகங்களில் விளக்குகின்றார் So Lord Krishna begins in chapter 10, text number 8. He describes first of all Sambandha, the knowledge of the relationship. பத்தாம் அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகத்தில் கிருஷ்ண பகவான் அந்த நம நமக்கு பகவானுடன் இருக்கின்ற உறவு சம்பந்தத்தை பற்றி விளக்குகின்றார் அஹம் சர்வஸ்ய பிரபவோ மதா சர்வம் பிரபாந்ததே இதி மத்வா பஜந்திமம் புத்த பாவ சம்பந்ததே Lord Krishna is saying that he is the source of everything material and spiritual. And the wise who know this will worship him with love. இதில் பகவான் அனைத்து சட ஆன்மீகங்களுக்கும் மூலமானவர் கிருஷ்ண பகவானே இதை உணர்ந்த மகாத்மாக்கள் அவரின் பக்தி தொண்டில் ஈடுபட்டவர்களாகி அவரை இதயபூர்வமாக வழிபடுகின்றனர் So everything, material and spiritual, it's all coming from Krishna. அனைத்தும் பௌதிகமாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் அனைத்துமே கிருஷ்ண பகவானிடமிருந்தே வருகின்றன There is the material world and there is also a spiritual world and they both come from Lord Krishna. பௌதீக லோகம் இருக்கின்றது ஆன்மீக லோகமும் இருக்கின்றது இவை இரண்டுமே கிருஷ்ண பகவானிடமிருந்தே வருகின்றன Lord Krishna lives eternally in the spiritual world, in Goloka. Krishna Bhagavan நித்தியமாக ஆன்மீக லோகத்தில் Goloka விருந்தாவனத்தில் வசிக்கின்றார் But there is also a section in the spiritual world, Vaikuntha. where Lord Vishnu is living. அந்த ஆன்மீக லோகத்தில் வைகுண்டம் என்ற பகுதியும் இருக்கின்றது அங்கேதான் விஷ்ணு வசிக்கின்றார் The devotees of Lord Krishna generally they go to Goloka. Those who are devotees of Lakshmi Narayan they will go to Vaikuntha. கிருஷ்ண பகவானின் பக்தர்கள் கோலோகத்திற்கு செல்வார்கள் லட்சுமி நாராயணனை வழிபடுபவர்கள் வைகுண்டத்திற்கு செல்வார்கள் But both places are in the spiritual world. ஆனால் இவ்விரண்டு இடங்களுமே ஆன்மீக லோகத்தில் உள்ளவை. And they're both coming from Lord Krishna. இவை இரண்டுமே கிருஷ்ண பகவானிடமிருந்து தோன்றுகின்றன. Now, as well as the spiritual world, there is also this material world. And we are on one planet, in one universe. But there are countless universes in the whole material world. அந்த ஆன்மீக லோகத்திற்கு அப்பால் பௌதீக லோகம் இருக்கின்றது பல பிரபஞ்சங்கள் இருக்கின்றன நாம் வாழ்கின்ற இந்த பிரபஞ்சம் பல பிரபஞ்சங்களில் ஒன்று And the whole spiritual world is three times the size of the material world. இந்த அனைத்து பௌதீக லோகங்களை விட ஆன்மீக லோகம் பரவெளி என்பது முக்கால் பகுதி பெரியது just imagine how great is the spiritual world முக்கால் பகுதி என்றால் இந்த ஆன்மீக பரவெளி எவ்வளவு பெரியது என்று நினைத்து பாருங்கள் in the spiritual world everyone has a spiritual body which is eternal, full of bliss and knowledge. We are all spiritual, but we are living in a material body. நாம் கூட ஆன்மாதான் ஆன்மீகம்தான் ஆனால் இந்த பௌதிக உலகில் வாழ்கின்றோம் But if we learn this Krishna conscious yoga, we learn this bhakti yoga and become Krishna conscious, we can develop a spiritual body. பக்தி யோகம் அல்லது கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொண்டால் நாமும் ஆன்மீகமாக இருக்க முடியும் we can get rid of this temporary material body இந்த தற்காலிகமான உடலிலிருந்து நாம் விடுபட முடியும் we can get an, a body which is Satchit Ananda eternal, full of bliss and knowledge. சச்சிதானம் எனப்படுகின்ற நித்தியமான ஞானமயமான ஆனந்தமயமான உடலை பெற முடியும் In the material world, our bodies are not eternal. They're not full of bliss. They're full of misery. And they're not very knowledgeable. There's a lot of ignorance in our material body. நாம் இந்த ஜட உடலில் இருக்கும் பொழுது நமக்கு அது நிரந்தரமானது அல்லது நித்தியமானது அல்ல மிக இன்பமானது அல்ல பல துன்பங்களை கொண்டது அதே நேரத்தில் அதிகமான அறிவை கொண்டதும் அல்ல are on one planet. in one universe. Our universe is quite small compared to other universes. நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு லோகத்தில் வாழுகின்றோம் மற்ற பிரபஞ்சங்களை காட்டிலும் நாம் வாழுகின்ற இந்த பிரபஞ்சம் சிறியதுதான் And the planet Earth is situated in the middle of the universe. There are 14 different levels of planetary systems, and the Earth is situated number 7. இந்த பிரபஞ்சத்தில் பதினாலு லோகங்கள் இருக்கின்றன இந்த பதினான்கு லோகங்களில் நமது இந்த பூலோகம் ஏழாவது இடத்தில் இருக்கின்றது If you go higher in the universe, then you come up to places like Swargaloka, where the demigods live. இந்த பூமியிலிருந்து மேலே போனால் ஸ்வர்கலோகம் இருக்கின்றது அங்கே தேவர்கள் வாசம் செய்கின்றார்கள் We know the Devas, there are many demigods in charge of the affairs of the material world. இந்த பௌதீக உலகை பராமரிப்பதற்காக பல தேவர்கள் இருக்கின்றனர் They also have material bodies. அவர்களும் கூட பௌதீக உடலை தான் வைத்திருக்கின்றனர் They also die one day. அவர்கள் கூட ஒரு நாள் இறந்து போவார்கள் So the demigods are not the supreme controller இந்த தேவர்கள் பரம கட்டுப்பாட்டாளர்கள் அல்ல They're just like sometimes you get politicians. Sometimes the politician wins the election, he becomes very powerful, and he, but then after some time he loses the election, he goes out of favor. இது எப்படி என்றால் சில சமயங்களில் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் தேர்தலில் வெற்றி பெற்று பதவிக்கு வருவார்கள் பிறகு தேர்தலில் தோற்று போய் பதவியை விட்டு விலகி விடுவார்கள் one minute he can be the prime minister in charge of the whole country next minute he can be in the jail ஒரு சமயத்தில் அவர் இந்த நாட்டின் பிரதமராக இருக்கலாம் ஆனால் மறுகணம் அவள் சிறைச்சாலைக்கு செல்லலாம் The demigods, by their pious activities, they get to the position, they become a demigod. தேவர்கள் தங்களுடைய புண்ணிய காரியங்களின் பலன்களினால் தேவர்களாக பிறப்படுத்திருக்கின்றனர் but அவளுடைய புண்ணியங்கள் எல்லாம் முடிந்தவுடன் மீண்டும் இங்கே வருகின்றனர் so the demigods they are situated above our planet and above the demigods there's still more planets above the demigods இந்த தேவர்களின் சுவர்க லோகங்களுக்கு மேல் இன்னும் உயர்ந்த லோகங்கள் உள்ளன This planets of great sages and great yogis and on the very top of the universe you've got the planet of Lord Brahma. மாபெரும் யோகிகள் மாபெரும் ரிஷிமார்களுடைய லோகங்கள் எல்லாம் மேல் இருக்கின்றன மிக உயர்ந்த இடத்தில் பிரம்மதேவனின் லோகம் இருக்கின்றது You've all heard of Lord Brahma. He is the first person in the universe, the first person to take birth. நீங்கள் பிரம்மனை பற்றி கேள்விப்பட்டிருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் முதலாக பிறப்பெடுத்தவர் இந்த பிரம்மதேவன் தான் So Lord Brahma, he lives at the top of the universe. பிரமதேவன் இந்த பிரபஞ்சத்தின் அதி உயரத்தில் இருக்கின்றார் ஆனால் அவரும் கூட இந்த பௌதிக லோகத்தில் தான் இருக்கின்றார் இந்த பௌதிக லோகத்தின் தன்மை என்றால் என்னவென்றால் இங்கே பிறப்பு இருக்கின்றது இறப்பும் இருக்கின்றது The Bhagavad Gita tells us from the highest planet in the material world down to the lowest. All are temporary places of birth and death. பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது இந்த பௌதீக பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த லோகத்திலிருந்து தாழ்ந்த லோகம் வரை எல்லாம் துன்பம் நிறைந்ததே அதாவது பிறப்பும் இறப்பும் நிறைந்தது In this way we understand how Krishna has created everything, the material and the spiritual world. இதிலிருந்து கிருஷ்ண பகவான் எப்படி இந்த பௌதீக லோகத்தையும் ஆன்மீக லோகத்தையும் படைத்திருக்கின்றார் என்பது புரிகின்றது and there are the living entities we we are living entities we are tiny parts of the supreme அதன் பிறகு உயிர் வாழிகளாக நாம் இருக்கின்றோம் நாம் எல்லாம் மிக மிக சிறிய உயிர் வாழிகள் So Krishna has spiritual energy and he has material energy. கிருஷ்ண பகவானுக்கு ஆன்மீக சக்தி உள்ளது அதே நேரத்தில் பௌதீக சக்தியும் உள்ளது And there's a third energy, which is the marginal energy. And we are the marginal energy. மூன்றாவதாக அவருக்கு நடுநிலை சக்தி இருக்கின்றது உயிர்வாளிகளாகிய நாம் தான் அவரின் நடுத்தர சக்தி We are also the energy of Krishna. நாம் எல்லாம் கூட கிருஷ்ண பகவானின் சக்தி தான். And we are called Tatastha Shakti, the margin of energy. நாம் எல்லாம் நடுத்தர சக்தியான ததாஸ்த சக்தி என்று அழைக்கப்படுகின்றோம். Marginal means you can either be in the material or in the spiritual world. நடுத்தரம் என்றால் நாம் ஆன்மீக லோகத்திற்கும் செல்லலாம் பௌதிக லோகத்திற்கும் இறங்கலாம் Just like if you go up to Padambasai, you can go across the border. You can be in Thailand or you can be in Malaysia. உதாரணத்திற்கு நாம் இன்னும் வடக்கே போனால் பாடாங் பசார் சென்று வேறு நாட்டிற்கு செல்லலாம் But you கீழே இருந்தால் மலேசியாவில் இருக்கலாம் you cannot just stay in between Thailand and Malaysia you're either in Thailand or you're in Malaysia ஆனால் நாம் இரு நாடுகளுக்கு மத்தியில் இருக்க முடியாது ஒன்று தாய்லாந்து அல்லது மலேசியாவில் இருக்க வேண்டும் so same way either we are in the material world or in the spiritual world இவ்வாறுதான் நாம் ஆன்மீக லோகம் அல்லது பௌதிக லோகத்தில் இரண்டில் ஒன்றில் தான் இருக்க முடியும் you come in the material world you take a material body you suffer birth old age disease death இந்த பௌதிக லோகத்திற்கு நாம் வந்தால் நாம் பிறப்பு இறப்பு பிணி மூப்பு என்ற துன்பங்களுக்கு கண்டிப்பாக உள்ளாக நேரிடும் and you go to the spiritual world there's no birth there's no death, there's no old age, there's no COVID. ஆனால் நாம் ஆன்மீக லோகத்திற்கு சென்றால் நமக்கு பிறப்பு இல்லை இறப்பு இல்லை மூப்பு இல்லை கோவிட் தொற்றும் இல்லை That is only eternal life of bliss and knowledge. அங்கு நித்தியமான இன்பம் நிறைந்த வாழ்வு இருக்கின்றது. But Lord Krishna created this material world Why did he create it? ஆனால் கிருஷ்ண பகவான் இந்த பௌதிக பௌதிக லோகத்தை படைத்திருக்கின்றார் ஏன் இதை படைத்தார் Because we wanted to be separate from him. ஏனென்றால் நாமே அவரிடமிருந்து பிரிந்து வர ஆசைப்பட்டோம் We chose to come into this world where we could be independent. நாம் தான் சுதந்திரமாக இருப்பதற்காக இந்த பௌதிக லோகத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் Lord Krishna You go in there, you stay in that world, and you can do what you like. அதனால் கிருஷ்ண பகவான் நீங்கள் விரும்புகிறீர்கள் அங்கே செல்லுங்கள் நீங்கள் விரும்பி அதை செய்யுங்கள் என்று நம்மை இங்கே அனுப்பி இருக்கின்றார் you're under the law of the material world. ஆனால் இங்கு நாம் இந்த பௌதீக லோகத்தின் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டிருக்கின்றோம் The laws are there. The law that when you take birth, because you take birth, you have to die also. விதிமுறை என்னவென்றால் பிறப்பெடுத்தால் நிச்சயமாக இறக்க நேரிடும் And if you do good, you get good. But if you do bad, you get bad. நல்லது செய்தால் நல்லது நடக்கும் தீயவை செய்தால் தீயவை தான் நடக்கும் You get the reactions for the work which you do. நிச்சயமாக நாம் செய்கின்ற காரியங்களுக்கு பிரதிபலன் உண்டு The Christian also say, as you sow, so shall you reap. கிறிஸ்தவர்கள் கூட கூறுகின்றார்கள் நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள் In China they say, Zhong Do Da Do, Zhong Gua Da Gua. Right? You plant melons, you will harvest melon. You plant beans, you will harvest beans. நீங்கள் பூசணி பயிர் செய்தால் பூசணி அறுவடை செய்வீர்கள் தானியங்கள் அறுவடை செய்தால் தானியங்களை அறுவடை செய்வீர்கள் shan yo shan bao er yo er bao you do good you get good you do bad you get bad நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும் தீயவை செய்தால் தீயவை கிடைக்கும் this law is there for everyone all over the planet எல்லா லோகங்களுக்குமே இது பொதுவானது இதுதான் சட்டத்திட்டம் this is the material world இது பௌதீக உலகம் and there are laws. இங்கு சட்டதிட்டங்கள் உள்ளன. But in the spiritual world, there are no laws like that. ஆனால் ஆன்மீக லோகத்தில் இது போன்ற சட்டதிட்டங்கள் கிடையாது. Because in the spiritual world, everyone is a pure soul. ஏனென்றால் ஆன்மீக லோகத்தில் ஒவ்வொருவரும் பரிசுத்தமான ஆத்மாக்கள். In order to go to the spiritual world, you have to be a pure soul. இந்த ஆன்மீக லோகத்திற்கு செல்ல வேண்டுமானால் நாம் பரிசுத்த ஆன்மாவாக இருக்க வேண்டும் So how to become a pure soul? எப்படி பரிசுத்த ஆன்மாவாக மாறுவது That is explained in the second verse of the Chatur Sloki of the Bhagavad Gita. இதுதான் பகவத்கீதையில் இரண்டு இந்த அத்தியாயத்தின் இரண்டாவது சதுர்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது Lord Krishna describes Machita Magata Prana Bodhayantas Parasparam Katayantas Chumam Nityam Tushyanti Charamanti Cha That the thoughts of my devotees dwell in me, their lives are surrendered unto me, and they derive great satisfaction and bliss by enlightening one another and conversing about me. எனது பக்தர்களின் எண்ணங்கள் என்னை சார்ந்துள்ளன என்னில் அவர்கள் சரணடைந்திருக்கின்றார்கள் என்னை பற்றி ஒருவருக்கொருவர் உபதேசிக் கொள்வதிலும் பேசிக் கொள்வதிலும் அவர்கள் பெரும் ஆனந்தமும் திருப்தியும் அடைகின்றனர் இதுதான் அபிதேயம் அதாவது எப்படி நாம் இந்த பக்தி வழிமுறையை பயிற்சி செய்கின்றோம் என்று விளக்குவது The practice of Bhakti Yoga is based on hearing and chanting. In the bhakti yoga, tin இந்த பக்தி யோகத்தின் வழிமுறை முக்கியமானது கேட்பது pesvade. In the beginning we first hear. And by hearing then things come about. Then you start to understand nicely. முதலில் கேட்பது கவனமாக கேட்பதன் மூலமாக நமக்கு விவரங்கள் எல்லாம் புரிகின்றன Just like a little child will ask, what is this, what is that? They, they will ask to the parent, and the parent will explain, oh, that's a table, that's a book, and in this way the child learns. உதாரணத்திற்கு குழந்தைகள் பெற்றோரிடம் கேட்கின்றன இது என்ன அது என்ன என்று அதற்கு பெற்றோர்கள் விளக்குகின்றனர் இது நாற்காலி இது புத்தகம் என்றெல்லாம் அவர்கள் விளக்குகின்றனர் So in the same way, that devotee will come together and they will read books like the Bhagavad Gita and they will discuss what, the, what is the message of the Bhagavad Gita. இவ்வாறுதான் பக்தர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் சம்பாஷணை செய்வார்கள் பகவத்கீதையை பற்றி இதில் என்ன இருக்கின்றது என்றெல்லாம் கலந்தாலோசனை செய்வார்கள் And they will chant the magic, the Mahamantra. they will chant the mantra and they will discuss how they feel, what is the effect of chanting the Maha Mantra. ஒன்றிணைந்து அவர்கள் மகா மந்திரத்தை ஜெபிப்பார்கள் இந்த மந்திரத்தை ஜெபித்த பிறகு எப்படி இருக்கின்றது என்றெல்லாம் அவர்கள் கலந்தாலோசிப்பார்கள் they will discuss the associate, how to associate with Krishna. எப்படி கிருஷ்ணருடன் நாம் உறவாடுவது என்றெல்லாம் பேசுவார்கள் they will discuss the different qualities and pastimes of krishna கிருஷ்ண பகவானின் வெவ்வேறு தன்மைகள் அவருடைய லீலைகளை பற்றி எல்லாம் பேசுவார்கள் So the pastimes of Lord Krishna are very inspiring, very interesting to hear. Krishna கிருஷ்ண பகவானின் லீலைகள் மிக இனிமையானவை நமக்கு மிகவும் ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடியவை And devotees like to discuss what happened, what did Lord Krishna do? Krishna பகவான் Enna செய்தார் Seidhar, Enna என்று Enru Pesuvadai Patriyallam Bhaktargal, Arvam Kulgindranar. The devotees want to hear about Krishna's activities. Krishna Bhagavanin நிலைகளை Patri Ketpadarku Bhaktargal Aarvamaga உள்ளனர். We have to understand Krishna is a person. Just as we are persons, we are individuals. So Krishna is also a person. நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ண பகவான் ஒரு புருஷர் நாம் எல்லாம் தனித்தனி புருஷர்கள் அதுபோல கிருஷ்ண பகவான் ஒரு புருஷர் We are individuals. Krishna is an individual. We have to understand our relationship with him. கிருஷ்ண பகவான் தனிநபர் நாமும் தனிநபர்கள் நமக்கு நம்மிடமுள்ள உறவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் We're all persons. Eternally, we're persons. Not just for some time, but eternally we're persons. நாம் எல்லாம் நிரந்தரமாக புருஷர்கள் தற்காலிகமாக அல்ல But we're not the body. The body is only like the vehicle. ஆனால் நாம் இந்த உடல் அல்ல நமது உடல் என்பது ஒரு வாகனம் போன்றதுதான் just like you drive a car you need a driver you need the person to drive the car car doesn't drive on its own so the body is like a car like a vehicle but the important thing is the driver not the car not the car காருக்கு முக்கியம் அதனுடைய ஓட்டுநர் ஓட்டுநர் இல்லாமல் கார் நகராது அது போலதான் இந்த உடலும் So Lord Krishna explains these things to understand the identity of the individual person, to understand who I am, that I am not the body, I am a soul living in the body. இவ்வாறு தனித்தனி நபர் என்பவர் யார் நாம் எல்லாம் தனித்தனி ஆன்மாக்கள் நாம் இந்த உடல் அல்ல The body is material, but the soul is spiritual. நமது உடல் என்பது பௌதிகமானது நமது ஆத்மா ஆன்மீகமானது So in Bhagavad Gita, Lord Krishna compares this body to the dress, to the clothes. Just like you wear some cloth. After some time the cloth becomes old, becomes worn out, and you replace it with the new cloth. கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில் நமது இந்த உடலை ஆடைகளுக்கு ஒப்பிடுகின்றார் நாம் ஆடை அணுகின்றோம் அந்த ஆடை அழுக்காகி விட்டாலோ அல்லது கிழிந்து விட்டாலோ அந்த ஆடையை மாற்றிக்கொள்கிறோம் The same way with the body. The body takes birth, it grows for some time, then it maintains, then it may even produce some byproducts, but eventually it begins to dwindle and then finally it dies. இவ்வாறுதான் இந்த உடல் ஆரம்பத்தில் பிறக்கின்றது பிறகு வளர்கின்றது ஒரு நிலையை அடைகின்றது சில ஓ, ஓ, குழந்தைகளையும் உருவாக்குகின்றது அதன் பிறகு நலிவடைகின்றது அதன் பிறகு அழிகின்றது Just like you have a car. And your car, maybe you get a new car, but it's not a new car forever. After some time, it starts to get old, and you have to repair it, and you have to put new parts into it, and you have to try to keep it running, overhaul it, service it, and so many things to try. But eventually, one day, you know, you have to get rid of the car and look for a new car. நமது உடலும் ஒரு கார் போன்றதுதான் முதலில் புதிதாக இருக்கின்றது பிறகு பல பழமையாகும் பொழுது அது கெட்டு போகின்றது அதை நாம் பழுது பார்க்கின்றோம் அதனுடைய சில பாகங்களை மாற்றுகின்றோம் அதனை சரி செய்கின்றோம் அதன் பிறகு சில காலங்களுக்கு பிறகு அது நிரந்தரமாக பயன்படுத்த முடியாமல் போகும் Now what kind of car are you going to get? Maybe you're a rich guy. Maybe you can get the Mercedes or the BMW or something. Expensive cars. நீங்கள் எப்படிப்பட்ட காரை பெறப்போகின்றீர்கள் நீங்கள் ஒரு செல்வந்தராக இருந்தால் மெர்சடஸ் பிஎம்டபிள்யூ போன்ற உயர்தர கார்களை வாங்குவீர்கள் So the same way, somebody's done a lot of punya, a lot of pious activities. They can go to the higher planets. Maybe they'll go to Swarga Loka where the demigods live. Or maybe they'll even go up to Brahma Loka, at the top of the universe. இவ்வாறுதான் அதிக புண்ணியம் செய்த ஆன்மாக்கள் இல்லோகத்திற்கு மேலுள்ள சுவர்க்க லோகங்களுக்கு தேவர்களாக பிறப்பெடுப்பார்கள் இல்லை என்றால் அதிலும் மிக உயர்ந்த லோகமான பிரமலோகத்தில் எல்லாம் பிறப்பெடுப்பார்கள் In China they say Ifan Qian, Ifan Ho. You get what you pay for. If you do a lot of pious activity, you get the better body. சீன மொழியில் கூறுவார்கள் நீங்கள் என்ன கொடுக்கின்றார்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் Some these are sinful person did a lot of criminal things, a lot of bad things. He'll go down. He'll go into the lower species. நாம் எல்லாம் பல குற்றங்களை செய்து பல பாவங்களை செய்திருந்தால் நாம் கீழ் லோகங்களில் உள்ள பிறப்பு எடுப்போம் different levels in the universe. இந்த பிரபஞ்சத்தில் பலவிதமான படிநிலைகள் உள்ளன Just like you've got expensive cars, and somebody else is on the bicycle. சிலர் உயர்தர கார்களை பயன்படுத்தலாம் சிலர் சைக்கிளையும் பயன்படுத்தலாம் So you get what you pay for. நீங்கள் என்ன விலை கொடுக்கின்றீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் We have to understand how to make good use of our time in the human body. இந்த மனித உடலில் நம் ஆயுளை எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்தலாம் என்று சிந்திக்க வேண்டும் and lord krishna teaches us in the bhagavad gita the importance of devotion developing devotion கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில் பக்தியை வளர்த்து கொள்ளும் முக்கியத்துவத்தை விவரிக்கின்றார் You know, somebody is devoted to their dog. They take a lot of care of their dog. take their dog for a walk every day, and do so many things. Maybe take the dog to the pet shop so they can give it a nice haircut and cut its fur and everything, keep it nice, make it look beautiful. சிலர் நாய்களுக்கு சேவை செய்ய ஆசைப்படுகின்றார்கள் ம்? செல்ல பிராணிகளுக்கு சேவை செய்ய ஆசைப்படுகின்றார்கள் சில சமயம் அந்த நாயை செல்ல பிராணிகளின் கடைகளுக்கு எடுத்து சென்று அதற்கு அழகாக முடிவெட்டி விடுவார்கள் இப்படிப்பட்ட பிராணிகளுக்கு செல்ல பிராணிகளுக்கு சேவை செய்ய சிலர் விரும்புகின்றார்கள் Someone else is devoted to their football team. You know, I'm from England. In England, people are football crazy. and everyone has their football team. They're very devoted to their football team. சிலர் சில கார்பந்து குழுக்களுக்கு விசுவாசிகளாக இருக்கின்றார்கள் உதாரணத்திற்கு நான் இங்கிலாந்தை சேர்ந்தவன் நான் இங்கிலாந்தில் இருந்தால் ஒரு அந்த இங்கிலாந்துக்காரர்கள் கார்பந்து பைத்தியர்கள் ஏதாவது ஒரு கார்பந்து குழுவிற்கு அவர்கள் விசுவாசிகளாக இருப்பார்கள் Somebody is very devoted to alcohol. They like to spend all their money in drinking alcohol. சில பேர் மதுபானங்களுக்கு இலக்காகி இருப்பார்கள் அதிகமாக செலவு செய்து மதுபானங்களை அருந்துவார்கள் So we all have devotion. It's just a question of who or what are you going to devote yourself to? இப்படியெல்லாம் நமக்கு பக்தி இருக்கின்றது ஆனால் யாரிடம் பக்தி செலுத்த போகின்றீர்கள் என்பது முக்கியம் So we learn from Bhagavad Gita that we should develop our devotion for Lord Krishna. பகவத்கீதையின் படி நம்முடைய பக்தி கிருஷ்ண பகவான் மீது இருக்க வேண்டும் என்று We கூறப்பட்டிருக்கின்றது should understand Lord Krishna is in the heart of all living entities. நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிருஷ்ண பகவான் ஒவ்வொருவருடைய இது- இதயத்திலும் இருக்கின்றார் So we should be kind to all living entities. அதனால் எல்லா உயிர் வாழிகளிடத்திலும் நாம் கருணை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் means you should not eat meat fish and egg அதனால் நாம் மாமிசமோ மீனோ முட்டையோ சாப்பிடக்கூடாது should not kill the animals மிருகங்களை நாம் கொல்லக்கூடாது Someone may say, well, you kill the plants, isn't it the same? If you kill the plants or you kill the animals, what's the difference? சில பேர் கேட்கலாம் நீங்கள் எல்லாம் தாவரங்களை கொல்லுகின்றீர்கள் மிருகங்களை கொள்வது தாவரங்களை கொள்வதில் என்ன வேறுபாடு இருக்கின்றது என்று but there is a difference ஆனால் வித்தியாசம் இருக்கின்றது plants and animals are different தாவரங்களும் மிருகங்களும் வேறுபட்டவை just like we don't eat people do you do you eat people உதாரணத்துக்கு மனிதர்களை நாம் உண்ணுகின்றோமா I hope not இல்லை என்று நம்புகின்றோம் why not because people are different from the animals. ஏனென்றால் மனிதர்கள் மிருகங்களிலிருந்து வேறுபட்டவர்கள் You eat the animals, people don't say anything. But you eat people, if you cut chop up a person and cook him, that's considered, oh, very bad. மிருகங்களை உண்டால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் ஆனால் மனிதனை வெட்டி சமைத்து உண்டால் அது பெரிய விஷயம் பிரச்சனை So people and animals are different. மனிதனும் மிருகங்களும் வேறுபட்டவர்கள் In the same way, animals and plants are different. அது போலவே மிருகங்களும் தாவரங்களும் வேறுபட்டவை Plants and grains like rice here in Alusta, they grow so much rice around here. That's the proper food for people. தாவரங்கள் தானியங்கள் உதாரணத்திற்கு அரிசி அலுசாரில் நிறைய பயிரிடப்படுகின்றது இவைதான் மனிதனின் உணவு We don't need to eat animals. நாம் மிருகத்தை உண்ண வேண்டிய அவசியம் கிடையாது Of course, if you're, if you're very determined that you do want to eat animal, then you can do it, but you have to know how to do it. மாமிசம் உண்ணக்கூடாது என்ற உறுதி நம்மிடம் இருந்தால் நிச்சயமாக அதை நம்மால் விட்டுவிட முடியும் ஆனால் அதை எப்படி விடுவது என்று தெரிய வேண்டும் you should never eat cow first of all that's a person cow is a special animal முதலாவதாக பசுவின் மாமிசத்தை உண்ணக்கூடாது அது ஒரு சிறப்பான பிராணி If you kill the cow or eat the cow meat, it's very sinful. You get a lot of bad reactions. பசுவை கொன்றோ அதன் மாமிசத்தை உண்டாலோ அது மிக மிக பாவமான காரியம் You want to eat meat? Alright, you can take an animal like the goat. மாமிசம் உண்ண வேண்டுமானால் ஆடு போன்ற மிருகங்களை உண்ணலாம் But only one day in the month, on the dark moon night. ஆனால் மாதத்தில் ஒரு முறைதான் அதாவது அமாவாசை தினத்தன்று on the judgment night once in a month you go before goddess kali you kill the, you can kill the goat i'm going to kill you in the future you can kill me மாதத்திற்கு ஒரு முறை காளி தேவியிடம் சென்று ஆடிடம் நாம் கூற வேண்டும் இப்பொழுது நான் உன்னை கொல்லுகின்றேன் பிறகு நீ என்னை கொல் என்று they want to eat meat All right, you kill me, but in the future I will come and I will kill you. நீ என்னை சாப்பிட வேண்டும் என்றால் பரவாயில்லை என்னை கொல்ல கொல்ல வேண்டும் என்றால் பரவாயில்லை ஆனால் பிறகு நான் வந்து உன்னை கொல்வேன். So that's what happens if you want to eat meat. You have to understand how to do it. இதுதான் மாமிசம் உண்ணும் வழிமுறை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். But if we're intelligent, we can understand we don't need to eat நாம் அறிவாளிகளாக இருந்தால் நமக்கு புரியும் இந்த மாமிசத்தை உண்ண தேவையில்லை என்று The human body is meant to be a vegetarian. It's not meant to be a meat eater. இந்த மனித உடல் மரக்கறி உணவை உண்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது if you study the anatomy of the body how the body is designed it's made in such a way that it's easy for us to eat vegetables and fruits and grain it's not நாம் உடற்கூரை தெரிந்து கொண்டால் மனித உடல் இந்த சைவ உணவுக்காக ஏற்படுத்தப்பட்டது நிச்சயமாக மாமிசம் உண்பதற்காக அல்ல Our teeth are meant for grinding and crushing the grain. நமது பற்கள் தானியங்களை உடைப்பதற்கும் அரைப்பதற்கும் அமைக்கப்பட்டுள்ளன we don't have teeth like the tiger or the lion they can tear the flesh and eat the flesh மாமிசத்தை கிழித்து உண்பதற்கு சிங்கத்தை போலோ புலியை போன்றோ போன்ற கோரைப்பற்கள் நமக்கு கிடையாது and we don't have the strong acids inside our body that we can digest meat either அதே வேளையில் நமது வயிற்றினுள் இந்த மாமிசத்தை ஜீரணம் செய்வதற்கான சக்தி வாய்ந்த அமிலங்கள் எல்லாம் கிடையாது and that's why people who eat meat they get easily stomach problems they get a lot of health problems அதனால்தான் இந்த மாமிசம் உண்பவர்களுக்கு நிறைய வயிற்று பிரச்சனைகளும் உடல் பிரச்சனைகளும் இருக்கின்றன so we have to understand how to live in this world so that we can become a pure soul. இவ்வாறுதான் நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தமான ஆன்மாவாக வாழ்வதற்கு என்ன வழிமுறை என்று தெரிந்து கொள்ள வேண்டும் we want to become a pure soul to go to the spiritual world to get the spiritual body இப்படி நாம் பரிசுத்த ஆன்மாவாக இருந்தால் நாம் ஆன்மீக லோகத்திற்கு செல்ல முடியும் so to become the pure soul one thing is don't eat the meat. நாம் பரிசுத்த ஆன்மாவாக மாற வேண்டுமானால் முக்கியமான விஷயம் மாமிசத்தை உண்ணாதீர்கள் Other things are also there. Don't take the intoxication. மற்ற விஷயங்களும் உள்ளன மதுபானங்களையும் அருந்தாதீர்கள் People who eat meat, they like to drink alcohol because it helps them to digest all the meat. மாமிசம் உண்பவர்கள் மதுபானம் அருந்தவும் விரும்புவார்கள் ஏனென்றால் அது மாமிசத்தை கிரணிக்க உதவி செய்யும் so you see people who are meat eaters they like to drink alcohol அதனால் வழக்கமாக மாமிசம் உண்பவர்கள் மதுபானம் அருந்த விரும்புவதை நீங்கள் பார்க்கலாம் but people who are vegetarian they don't need to waste their money in alcohol ஆனால் மரக்கறி உண்பவர்கள் மதுபானம் வாங்குவதற்கு தங்களது பணத்தை விரயம் செய்ய தேவையில்லை and that alcohol also very harmful it burns all the organs inside the body இந்த மதுபானமும் மிகவும் ஆபத்தானவை நமது உடலில் உள்ள அங்கங்களை எல்லாம் எரிக்கக்கூடிய தன்மையுடையவை just like even coca cola coca cola also has caffeine in it caffeine is also drug it's not good if you put a coin in the coca cola The coin will come out very clean and sparkling because Coca-Cola is very acid. உதாரணத்திற்கு கொக்கோ கோலா பானம் அது கூ அது கூட மிகவும் ஆபத்தானது ஒரு நாணயத்தை சில்லறை நாணயத்தை கொக்கோ கோலா பானத்தில் போட்டு பார்த்தால் மிகவும் தூய்மையாகிவிடும் ஏனென்றால் அந்த கொக்கோ கோலா பானம் கேஃபினை மதுபானத்தை கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் மிக கடுமையான அமிலத்தையும் கொண்டிருக்கின்றது So the same way you drink that stuff, it burns all the organs inside your body. இதனால் அதை பருகுவதன் மூலம் நமதுடைய உடலில் உள்ள உறுப்புகளை எல்லாம் எரித்துவிடும் We are given everything we need by nature. Nice water is there. So many fruits are there. So many nice vegetables and grains. Everything is there. What we need for the body for our health. இயற்கையால் நமக்கு உடலுக்கு தேவையான நல்ல தூய்மையான நீர் காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன So intoxication, meat eating, these things are very harmful for the soul. They affect the mind. They make it very difficult for us to go out of the material world. இவ்வாறு மாமிசம் உண்பது மதுபானம் அருந்துவதெல்லாம் இந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவை நம்மை ஆன்மீக லோகத்திற்கு செல்லாமல் தடுக்கக்கூடியவை So how to help us to follow to do these things because it may be very difficult. So in order to be vegetarian and to give up intoxication, it becomes very easy if you chant the Maha Mantra. இவ்வாறு இந்த மாமிசம் உண்பது மதுபானத்தை விட்டொழிப்பதற்கெல்லாம் என்ன வழி என்றால் நாம் இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபிப்பது அதனால் இது சுலபமாகும் மகா mantra to control the mind and the senses. நம்முடைய மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவதற்கு இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் உதவி செய்யும் So we don't say don't eat. But we say eat pure food, eat clean food. சாப்பிட வேண்டாம் என்று நாம் யாரையும் கூறவில்லை ஆனால் தூய்மையான உணவை உண்ணுங்கள் என்றுதான் கூறுகின்றோம் We have to know how to live in this world so that we can get the best result. இந்த உலகில் வாழ்வதற்கு நல்ல நன்மையை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பகவத் கீதை கூறுகின்றது அளவுக்கு அதிகமாக உண்ணாதீர்கள் அதே வேளையில் அளவுக்கு குறைவாகவும் உண்ணாதீர்கள் some people think oh if i don't eat meat i'll starve I have nothing. There, there's so much to eat. There's so many nice vegetables and so many grains, so many dishes You eat too little, then you can get uh, tuberculosis, TB. and you eat too much, you get diabetes. அளவுக்கு அதிகமாக உண்டால் நீரிழிவு நோய் டயபிட்டிஸ் வரும் டயபிட்டிஸ் the rich man's disease இந்த நீரிழிவு நோய் என்பது பணக்காரர்களின் நோய் so don't eat too much don't eat too little அளவுக்கு அதிகமாக உண்ணாதீர்கள் அதே வேளையில் அளவுக்கு குறைவாகவும் உண்ணாதீர்கள் Lord Krishna describes this is for the yogi practice of yoga you have to know You have to be regulated. Don't eat more, don't eat less. இந்த பரிந்துரை யோகிகளுக்கானது யோகத்தை பயில்வதற்கு பயில்வதற்கானது அளவுக்கு அதிகமாக உண்ணக்கூடாது குறைவாகவும் உண்ணக்கூடாது This, so this is controlling the senses. And of the senses, the most difficult to control the tongue. இதுதான் புலன்களை கட்டுப்படுத்துவதற்கான வழி புலன்களில் கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் சிரமமானது நமது நாக்கு tongue is doing two things talking and eating நாக்கினால் இரண்டு காரியங்கள் செய்ய முடியும் பேசுவது உண்பது so we say use the tongue you eat pure food eat nice prasadam food offered to krishna vegetarian food அதனால் கிருஷ்ண பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தூய்மையான மரக்கறி உணவான பிரசாதத்தை உண்ண வேண்டும் and instead of talking all nonsense instead of talking all garbage things chant hari Krishna mantra குப்பைகளையும் வெட்டி கதைகளையும் பேசுவதை விட்டுவிட்டு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிப்போம் So those two activities, chanting Hare Krishna mantra and eating the spiritual food, the prasadam, those two things can make it very easy for us to get out of the material. இவ்வாறு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபித்துக் கொண்டு ஆன்மீக உணவான பிரசாதத்தை உட்கொள்வதன் மூலமாக இந்த பௌதிக உலகத்தில் இருந்து நாம் விடுபட முடியும் இதுதான் பக்தி யோகத்தின் வழிமுறை of this process pray ojana the goal is to develop love for krishna இதன் பிறகு கிருஷ்ண பகவான் இங்கே பிரயோஜனம் அதாவது நோக்கம் ஆன்மீக பவ் இந்த பக்தியில் நிலை பெறுவது பற்றியும் விளக்குகின்றார் In Bhagavad Gita Krishna says uh, to those who are constantly devoted to me and worship me with love I give the understanding by which they can come to me என்னை தொடர்ந்து வழிபட்டு என்னிடம் சரணடைந்தவதற்கு என்னிடம் வந்தடையக்கூடிய வழிமுறையை நானே காண்பிக்கின்றேன் என்று பகவான் கூறுகின்றார் Krishna reciprocates. When we worship Krishna, Krishna from the heart, He helps us, He gives us the knowledge to direct us how to come to Him. krishna bhagavan nammudan பரிமாற்றம் seigindrar avarku anbodu bhakti thondu seiyum bolude நமது இதயத்தில் பரமாத்மாவாக இருந்து கொண்டு நமக்கு அவர் வழிகாட்டுகின்றார் And then Krishna says, in the final verse of the Chatur Shloki, out of compassion for them, I dwelling in their heart, destroy the darkness born of ignorance with the lamp of knowledge. இவ்வாறு இந்த சதுர் ஸ்லோகங்களில் நான்காவது ஸ்லோகத்தில் கூறுகின்றார் அவர்களின் மீது உள்ள கருணையினால் அவர்களின் இதயத்தில் உள்ள இருளை அகற்றி ஞானம் எனும் தீபத்தை நான் ஏற்றுகின்றேன் என்று So we are in ignorance, we are in darkness. But This knowledge is light, like the light. When the light comes on, there's no fear of dark anymore. So the, the light comes from the heart, from Krishna in the heart. அறியாமை என்பது இருளை போன்றது ஒளி என்பது ஞானத்தை போன்றது கிருஷ்ண பகவான் நமது இதயத்தில் இருந்து கொண்டு ஒளி என்ற ஞானத்தை ஏற்றுகின்றார் இதனால் நமது அறியாமை மறைகின்றது And when we chant, when we hear the holy name from the heart, we will hear Krishna speaking to us that this is very good, that you should do this more. இவ்வாறு நாம் இந்த மகாமந்திரத்தை கேட்டுக்கொண்டு இதனை ஜெபிப்பதனால் பகவான் இதயத்தில் இருந்து கொண்டு இது மிகவும் சிறந்தது என்று நமக்கு ஊக்கமளிப்பார் When you eat the food, the spiritual food, you say, This is very nice. I should eat this every day. இந்த ஆன்மீக பிரசாதத்தை உண்ணும் பொழுது நன்றாக இருக்கின்றது இதை நான் அனுதினமும் உண்ண வேண்டும் என்ற எண்ணமும் நமக்கு ஏற்படும் So this process of Bhakti Yoga is the easiest process of self-realization. இதுதான் இந்த பக்தி யோகம் தான் தன்னுணர்வு பெறுவதற்கான மிக சுலபமான வழிமுறை This process is for everyone. to come back out of this material world and to go to the spiritual world. இதுதான் இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுபட்டு ஆன்மீக லோகத்திற்கு செல்வதற்கான மிகச்சிறந்த சுலபமான வழி. Krishna himself came here to teach us this knowledge. இந்த ஞானத்தை நமக்கு வழங்குவதற்கான கிருஷ்ண பகவானே நேரடியாக வந்திருக்கின்றார். We should take advantage. இதனால் நாம் நிச்சயமாக நன்மை அடைய வேண்டும். ஹரி கிருஷ்ணா Are there any questions? Miguel? Yes, brother. Question here. Uh, whenever a person dies, he goes to hell, right? So they get their punishment for their sins and everything in the hell. And after that, they take birth. And why do they, do they have to suffer in their life also? Since they already been punished in hell. So what's the difference between these two sufferings? uh, also we like to know what language they understand. அவங்க உட்காந்துருக்கிறது சீனர்களா சயாந்து இருக்கிறது English you understand English understand English okay very good okay பிரபுடைய கேள்வி பிரபு உங்களோட கேள்வியை அதை மொழிபெயர்க்கிறோம் அவருடைய கேள்வியை அவருடைய கேள்வி என்னன்னா இறந்த பிறகு நம்ம நரகத்துல போய் நம்ம வந்து அந்த நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் பிறப்பெடுக்கிறோம் அப்புறம் வந்து இங்கேயே மறுபடியும் கஷ்டப்படுறோம் Just like when people go to hell, okay, they suffer in hell. After they come out of hell, there's there's still there's still some karma remaining. They still have some suffering to undergo, and that comes gradually until they gradually they're put into lower species of life. After coming out of hell, then they're put into animal bodies or lower bodies like that, lower species of life. And then gradually they come to the human form of life. And in the human form of life, then they may have some, they may still have little bits of karma remain. Of course they do. They're coming gradually to the human form of life. The, but generally it's in the human form of life where they get the karma. They go to hell because of the sins they did. They brought them into hell when the suffering is there, but it's not all there. Just like people go to prison, after they come out of prison, then the police will still check up on them. What are they doing out of prison? You know, they will, they will be like on, under the control of the police. They're not total, totally free. அவர்களின் நல்ல விளக்கம் பாவம் செய்து நரகத்திற்கு செல்பவர்கள் அந்த தண்டனைகளை அனுபவித்தாலும் கூட அந்த பாவத்திலிருந்து முழுமையாக விடுபட்டிருக்க மாட்டார்கள் அப்பொழுது அவர்கள் கீழ்பிறப்புகளான மிருக பிறப்பு எல்லாம் எடுப்பார்கள் படிப்படியாக உயர்ந்து மனித பிறவிக்கு வருவார்கள் மனித பிறவியிலும் கூட தனது பாவங்களை முற்றுமாக அழித்திருக்க மாட்டார்கள் அதோடு சேர்ந்து மேலும் பாவத்தையும் சேர்த்துக் கொள்வார்கள் உதாரணத்திற்கு சிறைச்சாலைக்கு சென்றவன் சிறையிலிருந்து விடுதலையானவுடன் அவனை சிறை காவல்துறை விட்டு விடுவதில்லை தொடர்ந்து அவனை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கும் என்ன செய்கின்றான் எப்படி செய்கின்றான் இருக்கின்றான் என்று So you want to avoid going to hell? There's a, you can avoid it. You just have to chant the holy name of the Lord. அதனால் இந்த நரகத்திற்கு செல்வதை நாம் தவிர்க்க வேண்டும் எப்படி என்றால் பகவானின் புனித நாமத்தை ஜெபிப்பதன் மூலமாக Yamaraj is a god of death and he's told all of his servants never go to those people who are chanting the name of the Lord. யமராஜன் தான் மரணத்திற்கு அதிபதி யமதூதர்களிடம் கூறுகின்றார் யாரெல்லாம் பகவானின் புனித நாமத்தை ஜபிக்கின்றார்களோ அவர்களை நெருங்காதீர்கள் என்று அவர் உத்தரவிடுகின்றார் But the sinful people generally they don't like to chant the names of the Lord. ஆனால் பொதுவாக பாவிகள் எல்லாம் பகவானின் நாமத்தை ஜெபிக்க விரும்புவதில்லை But sometimes you do get some sim- simple people, sometimes they're fortunate. Somehow they get some good fortune. They may chant the holy name. சில சமயங்களில் பாவிகளுக்கு கூட அதிர்ஷ்டம் இருக்கும் இந்த புனித நாமத்தை ஜெயிப்பதற்கு அதனால் அவர்கள் நரக தண்டனையில் இருந்து காக்கப்படுவார்கள் Millions of universes are created by Krishna. And each universe uh, Also, you said about the demigods that's the devas. Now, the devas, 330 million devas in one universe, and another universe also 330 million creation. பிரபுடைய கேள்வி பல பிரபஞ்சங்கள் இருக்கின்றன முப்பத்தி மூன்று கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது இந்த முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் எல்லா பிரபஞ்சங்களையும் பராமரிக்கின்றார்களா அல்லது நமது பிரபஞ்சத்தை மட்டும் பராமரிக்கின்றார்களா They are created in Malik, uh, or I just mentioned that the demigods eat planet to eat like in Anyutu. The other universe also the same uh, planets, uh, demigods are there, 320 million. Yes. ஆமாம் வெவ்வேறு பிரபஞ்சங்களுக்கும் முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் இருக்கின்றார்கள் The Vedas tell us there are 330 million demigods. வேதம் கூறுகின்றது முப்பத்தி மூன்று கோடி தேவர்கள் உள்ளனர் என்று So in every universe, there's the level of the demigods, Swargaloka. Is that what, what they call the planets of the demigods. So in every universe, you have demigods. ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் தேவர்கள் இருக்கின்றார்கள் நமது பிரபஞ்சத்தில் அவர்களுடைய உலகம் சுவர்கலோகம் என்று கூறப்படுகிறது இவ்வாறு அதில் முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருக்கின்றனர் So you worship the demigods. a lot of work. இதனால் <laughs> மிகவும் சிரமமானது so many gods to worship நிறைய பேர் இருக்கின்றார்கள் வழிபடுவதற்கு But if you worship the one supreme Lord, then you don't have to worship all these. ஆனால் ஒரே ஒரு பரம பகவானை வழிபட்டால் இவர்களை எல்லாம் தனித்தனியாக வழிபட தேவையில்லை So We, just like you water the plant, you put the water on the root. You water the root, then all the leaves and branches are nourished. உதாரணத்திற்கு ஒரு செடிக்கு நாம் நீர் ஊற்றுவது செடியின் வேருக்கு நீர் ஊற்றினால் செடியின் மற்ற மற்ற பாகங்களுக்கெல்லாம் நீர் ஊற்ற தேவையில்லை So you worship the Supreme Lord, you can satisfy all of the demigods. அதனால் பரம பகவானை வழிபட்டால் எல்லா தேவர்களையும் நம்மால் திருப்திப்படுத்த முடியும் 330 million முப்பத்தி மூன்று கோடி What's the population of this planet? The population is about 8 billion. இந்த உலகத்தின் ஜனத்தொகை என்ன தற்போதைய நிலவரப்படி எட்டு எண்பது மில்லியன் எண்பது கோடி எண்பது மில்லியன் பகவான் கிருஷ்ணர் கும்பிட்டா மற்ற தெய்வத்தை கும்பிட வேண்டாம்னு சொல்றீங்க அப்ப இதுல நம்ம மற்ற தெய்வத்தை கும்பிடுறோம் அதனால அந்த- நமக்கு அந்த பலன் கிடைக்காதா Uh, the question is Maharaj, uh, you are proposing that we only worship Krishna. So in that case, would all the benefits be supposed to get by worshipping the demigods before will be null and void? Well, you have to understand when you worship the demigods, the benefit you get is temporary. It's not eternal benefit. It's limited and temporary. நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தேவர்களை வழிபட்டு அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் ஒரு அளவானவை தான் அதே நேரத்தில் அவையெல்லாம் தற்காலிகமான பலன்கள் Because the demigods themselves are temporary. ஏனென்றால் அந்த தேவர்களும் தற்காலிகமானவர்கள் and the benefit whatever they give you they can only give it with the sanction from the above from the supreme lord அதே நேரத்தில் அந்த தேவர்கள் நமக்கு வழங்கிய நன்மைகள் எல்லாம் பரமபுருஷ பகவானின் அதிகாரத்தின் கீழ் அனுமதியின் கீழ் தான் வழங்கப்பட்டிருக்கின்றது so you're better to worship the supreme lord அதனால் பரம பகவானை வழங்குவது சிறந்தது if you worship the demigods it's like bribing the lower government officer instead of going to the head of the government you go to the lower officer and you give him some bribe தேவர்களை வணங்குவது அரசாங்கத்தின் உயர் அதிகாரிகளை பார்க்காமல் லஞ்சம் வழங்கி கீழ் அதிகாரிகளை சந்திப்பது போன்றது but you have some material desire, you want something, you can worship the Supreme Lord, you can worship Krishna, you can get your material desires fulfilled. இப்படி நமக்கு ஜட ஆசைகள் நிறைவேறுமானால் தேவர்களை நாம் வழிபடலாம் அதே நேரத்தில் கிருஷ்ண பகவானை கூட வழிபடலாம் And sometimes, you see, you have to understand, you worship Krishna, Krishna will fulfill your desires only if it's going to be good for you. If something is not going to be good for you, he won't fulfill that desire. ஆனால் கிருஷ்ண பகவான் நாம் ஏதாவது வேண்டினால் அது நமக்கு நன்மை பயக்குமா என்பதை பார்த்துதான் வழங்குவார் அது நமக்கு நன்மை பயக்காது என்றால் அதை வழங்க மாட்டார் So sometimes we are praying to God, we want something, but it's just going to be a lot of trouble for us. It's going to bring us problems. சில சமயங்களில் நாம் கடவுளிடம் சில விஷயங்களை வேண்டுகின்றோம் அதில் எவ்வளவு துன்பமே வரப்போகின்றது என்பது நமக்கு தெரிந்திருக்காது But Krishna will consider, is this really good? Is this really good for this person? Before he fulfills your desire, he will consider if it's really going to be good for you. ஆனால் கிருஷ்ண பகவானோ நாம் வேண்டுவதை சீர்தூக்கி பார்ப்பார் இது இவருக்கு நன்மை அளிக்குமா அல்லது தீமை அளிக்குமா என்று நன்மை அளிப்பதாக இருந்தால்தான் அதை வழங்குவார் Just like you may pray to you may pray to some God, I want to get a lot of money, and then when you you get a lot of money, then you get a lot of problems. Also, people start stealing the money from you, or people start cheating you, and you get so many troubles and headaches. சில சமயம் சில தெய்வங்களிடம் நாம் எனக்கு அதிகமான பணம் வேணும் என்று கேட்கலாம் நமக்கு அதிகமான பணம் வந்த பிறகு பிரச்சனைகள் அதிகமாகும் நம்மளுடைய பணத்தை திருடி விடுவார்கள் நம்மை ஏமாற்றுவார்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரும் The thing is, you go to you go to the, some demigod with one problem. After you get your desire, you come with another problem, and then another problem, and then another. There's no end to your problem. இவ்வாறு தேவர்களை அணுகி நாம் ஏதாவது கேட்டால் பிரச்சனை வரும் அதை தொடர்ந்து வேறொரு பிரச்சனை வேறொரு பிரச்சனை என்று தொடர்ந்து பிரச்சனைகளில் தான் இருக்கும் oh I have the problem for the money so you go to some god to get money உதாரணத்திற்கு எனக்கு பண பிரச்சனை இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட தேவரிடம் பண பிரச்சனை தீர்க்கும்படி கேட்கின்றோம் and then i have a problem for the marriage i have to get you know the marriage is not very good i have a problem you go to another god for that அதோடு சேர்ந்து எனக்கு திருமணமாக வேண்டும் என்றால் வேறொரு தேவரை நாம் நாடுவோம் And then I have a health problem. Oh, I have to go to another god for that. அதன் பிறகு நமக்கு உடல்நிலை பாதிக்கப்படும் அதற்காக வேறொரு தேவரை வேண்டுவோம் Oh no, my house problem. I have the problem. My and there's no end. One problem after another. It never ends. அதன் பிறகு குடும்ப பிரச்சனை வரும் இவ்வாறு பிரச்சனைகளுக்கு எல்லையே கிடையாது Now you go to one god and you worship him, and then you go another god and worship that one, and you're going to so many different gods. இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்திற்கு ஒவ்வொருடம் கடவுளமிடம் சென்று பல கடவுளிடம் நாம் வேண்ட வேண்டியிருக்கும் Like a woman who has many husbands. ஒரு பெண்ணுக்கு பல கணவர்கள் இருப்பது போன்று You know, if the woman goes to many different men, you're my husband, you're, the- you know, and she worships, she's praying, she's lo- loving this one man and then loving another man, then that, that is not good. இவ்வாறு ஒரு பெண் பல ஆண்களை விரும்பி அவரிடம் தேவைகளை கேட்பது அது சிறந்த வாழ்க்கை என்று அதனால் ஒரே பரம பகவானை நாம் வணங்க வேண்டும் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அந்த ஒரு புருஷ பகவானை நீங்கள் வேண்டலாம் understand புரியுதுங்களா? அப்படின்னா சிவன்லாம் வந்து தேவர்களா As he is Lord Shiva தேவா Yes. Lord Shiva is also Deva. He's a Vaishnava. ஆனா வைஷ்ணவர் Lord Shiva is chanting the holy. Lord Shiva told his wife, you know the wife of Lord Shiva, Parvati. Lord Shiva told her to chant the holy name of Lord Rama. சிவபெருமான் தனது மனைவி பார்வதி தேவியிடம் ரா- ஸ்ரீராமரின் நாமத்தை ஜபிக்குமாறு கூறினார் ரமே ரமே நமோ சஹஸ்ர நம பிஸ்தூயம் ஸ்ரீராம நாம பராணினி Lord Shiva told Parvati, you don't need to chant all 1000 names of Lord Vishnu, just chant the one name of Lord Rama. அவர் பார்வதியிடம் கூறினார் விஷ்ணுவின் சகசிரநாமம் ஆயிரம் நாமங்களை நீ ஜபிக்க தேவையில்லை ராமபிரானின் ஒரு நாமத்தை ஜபித்தால் போதும் என்று கூறினார் Lord Shiva is the Vaishnava. Is the Vaishnavam Yata Shambhu. He's a great Vaishnava. Lord Shambhu is a great Vaishnava. சிவபெருமான் சம்பு அதாவது மாபெரும் வைஷ்ணவர் ஆவார் Sometimes we will chant an- another prayer. We will sing uh, Brahma Bolo Chaturmukhi Krishna Krishna Hare Hare Mahadevo Panchamukhi Rama Rama Hare Hare. The four faces of Lord Brahma, they're all chanting Krishna Krishna. And the five faces of Lord Shiva, they're all chanting Rama Rama. Four Rama is chanting Krishna Krishna. பிரம்மதேவனின் நான்கு முகங்கள் சதுர்முகங்கள் எல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று ஜபிக்கின்றன சிவபெருமானின் ஐந்து முகங்கள் பஞ்சமுகி ராம ராமா என்று ஜபிக்கின்றனர் சிவபெருமானும் ஒரு மாபெரும் பக்தர் அநேகமானோர் சிவபெருமானிடம் பௌதீக தேவைகளுக்காக தான் வழிபடுகின்றனர் அவர்களை சிவபெருமான் ஏமாற்றுவார் அவர்கள் கேட்கின்ற பௌதீக வசதிகளை கொடுத்து விடுவார் ஆனால் சிவபெருமான் அசுதோஷ் அதாவது அவரை சுலபமாக மகிழ்ச்சிப்படுத்தவும் முடியும் சுலபமாக ஆத்திரப்படுத்தவும் முடியும் But the people who get the real mercy of Lord Shiva, they will become the devotee of the Supreme Lord who he, sh- who he worships. ஆனால் கிருஷ்ண பகவான் சிவபெருமானை ஒருவர் திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் அவர் பரமபுருஷ பகவானை வணங்க வேண்டும் Yes, thank you. நன்றி Any other questions? வேறு எதுவும் கேள்விகள் மனித பிறவி மனித பிறவி தான் கடைசி பிறவி சொல்றோம் ஸோ நம்ம பாவ அஹ், ப- நல்லது கெட்டு செய்வது தான் பிறவி கிடைக்குது மீண்டும் நம்ம வந்து மிருக பிறவி நம்ம கிடைக்குங்களா மனித பிறவி கடைசி பிறவி தான் It's asking, it said that the human life is the highest. So obtaining, after attaining human life, is it possible to dilute down? Yes. Very possible. அதற்கு சாத்தியங்கள் நிறைய உள்ளன That's why you have to be very careful. அதனால்தான் மிக கவனமாக இருக்க வேண்டும் You want where, where at the human life? Human life is like at the crossroad. You can go up or you can go down, or you can come back. இந்த மனித பிறவி என்பது முச்சந்தி போன்றது அஹ், எந்த பக்கமும் செல்லலாம் திரும்பியும் வரலாம் Bhagavad Gita said, you die in the mode of ignorance, you go into the lower species. You take birth in an animal or tree body நமக்கு இதை கூறுகின்றது அறியாமையில் நாம் இவ்வுடலை விட்டு விலகினால் நாம் கீழே செல்ல வேண்டும் தாவர பிறவிகளுக்கோ மிருக பிறவிகளுக்கோ You die in the ரஜோகுணத்தில் உடலை நீத்தால் மீண்டும் இவ்வுலகத்திற்கு வருவோம் And you die in the அதே குணத்தில் சத்துவ குணத்தில் உடலை விட்டு நீங்கினால் மேலே மேல்லோகங்களுக்கு செல்லலாம் But if you die chanting the holy name and remembering Lord Krishna and the glories of the Supreme Lord, you can go to Him. அதே நேரத்தில் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டு அவருடைய புனித நாமத்தை ஜெபம் செய்தால் அவரிடம் செல்லலாம் Krishna said, you understand how His birth and activities are all transcendental. Then upon giving up this body, you never take birth again. கிருஷ்ண பகவான் கூறுகின்றார் யார் எனது பிறப்பின் தன்மை எனது லீலைகளை கேட்கின்றார்களோ அவர்கள் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இச்சட உலகில் பிறப்பெடுக்க மாட்டார்கள் அவர்கள் எனது தாமத்தை அடைந்து விடுவார்கள் அர்ஜுனா இந்த பகவத்கீதையை நீங்கள் படிக்க வேண்டும் தமிழிலும் இருக்கின்றது இந்த பிறவில இருந்து நம்ம நல்லதே செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா நம்மளுக்கு கஷ்டம் வருது வரல அப்போ சொன்னா நம்ம புரிய கர்மா அந்த கர்மா நம்ம என்ன சொன்ன நம்மளுக்கு தெரியலையே அதே கடவுளுக்கு தந்துடும் When we suffer, people say that it is due to our previous karma. But we are ignorant of that karma. We do not know the reason. Then is it is it fair to punish? If you go to the law court and you're in front of the judge and he's sentencing you for some crime, you say, I don't know I did that. <laughs> நீதிமன்றத்திற்கு செல்கின்றீர்கள் நீதிபதி சில தண்டனை வழங்குகின்றார் எனக்கு தெரியாது தெரியாமல் செய்து விட்டேன் என்றால் சட்டத்திலிருந்து தப்ப முடியுமா Judge doesn't care what you remember. You did it. நினைவிருக்கின்றதோ இல்லையோ நிச்சயமாக நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் அதனால் நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும் You cannot escape the law of this material world. இந்த பௌதிக உலகத்தின் சட்ட திட்டத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியாது all the devas all the dev they're all witnessing எல்லா தேவர்களும் சாட்சியாக இருக்கின்றார்கள் and they're telling yamaraj யமராஜனிடம் கூறுகின்றார்கள் Ram, Yamaraj has got his secretary, Chitragupta. And he's Yamar- keeping account of everything. யமராஜனுக்கு சித்திரகுப்தன் என்ற காரியதரிசி இருக்கின்றார் அனைவது கணக்குகளையும் அவர் வைத்திருக்கின்றார் He's got a big computer system, you know. மிகப்பெரிய கணினி ம- மண்டலம் அவரிடம் இருக்கின்றது And all of our names are in there. நம்முடைய பெயர்கள் எல்லாம் அதில் உள்ளது தேங்க்யூ Yes. Any other question? Radham, can we get? Yes, Pratap. Yes. Maharaj, so, uh, we have chosen to come to this world, right? This material world. We are the ones who chose to come. Uh, my question is, since uh, we are from the spiritual realm, <coughs> that is impossible for a spiritual body to have any kind of material desires, right? So since we are from there, how come we can have that kind of desire? பிரபுடைய கேள்வி நாம் ஆன்மீக லோகத்திலிருந்து நம்முடைய சுய விருப்பத்தினால் இங்கு வந்தோம் என்று சற்று முன்பு கூறினீர்கள் ஆன்மீக லோகத்தில் இருந்த நமக்கு எப்படி இந்த பௌதிக லோகத்திற்கு வருகின்ற எண்ணம் ஏற்பட்டது Because we are Tathasta Shakti, we are the marginal energy. We have that independence. Either we can live in the material or in the spiritual realm. So when we desire to turn away, to get away from Goloka and get away from Krishna, we want to come into our own place. I want to be God. I want to be the supreme. I want to be the enjoyer. Then we come here. இதற்கு காரணம் நாம் எல்லாம் தடாஸ்த சக்திகள் அதாவது மத்திய சக்திகள் நாம் ஆன்மீக லோகத்திலும் இருக்க முடியும் பௌதிக லோகத்திற்கும் இறங்க முடியும் நாம் சுதந்திரத்தை நமக்கு சுதந்திரம் இருக்கின்றது அதனால் அந்த சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கு ஆசை ஏற்படுவது சகஜம் we are like little sparks of the fire and the little spark of the fire if it's not in the fire it can easily be extinguished நாம் மாபெரும் நெருப்பின் பொறி போன்றவர்கள் தீப்பொறி போன்றவர்கள் அந்த நெருப்பிலிருந்து நாம் விலகி வந்தால் அந்த தீப்பொறி எந்நேரத்திலும் அழிந்துவிடும் If you're in the big fire, no problem. You're in the association with the, the, the Supreme Lord. You're in the spiritual world. That's the right environment. But as soon as you want to come away from that, the spark comes out of the fire. If the spark falls in water, it will be extinguished. It loses its heat. அந்த தீப்பொறி அந்த பெரிய தீயிலேயே இருந்தால் அதற்கு பாதிப்பு அல்ல அப்படிதான் பகவான் நம்ம எல்லாம் பராமரிக்கின்றார் அந்த தீப்பொறி அந்த தீயிலிருந்து பறந்து வெளியில் வந்தால் குறிப்பாக நீரில் நனைந்து விட்டால் உடனே அது அழிந்துவிடும் So we are like that spark. We have that free will. We, Krishna doesn't force us that we have to stay there with him. He gives us free will. We have that choice. Where do we want to be? நாமும் இந்த தீப்பொறி போன்றவர்கள் தான் கிருஷ்ண பகவான் நாம் அவருடனே இருக்க வேண்டும் என்று நம்மை வற்புறுத்துவதில்லை Why does he why does he not force us? Because if he was to force us, then that is not love. ஏன் அவர் நம்மை வற்புறுத்துவதில்லை ஏனென்றால் வற்புறுத்தினால் அதற்கு பேர் அன்பு அல்ல பக்தி அல்ல Just like the man may tell the woman, love me or else. உதாரணத்திற்கு ஒரு ஆண் பெண்ணிடம் கூறுவது என்னை விரும்பு என்று Right? The man will tell, you love me. என்னை விரும்ப வேண்டும் He used to hear this in schools, no? Like this in schools. Uh, the boys, uh, schools. Uh, the boy writes letter to the girl. Uh, you have to love me. Uh, பிள்ளை பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க ரொம்ப எழுதுவாங்க கையிலுங்க. நீ விரும்பி ஆகணும் இல்லைன்னா கையை விட்டு So is that love? அது அன்பா So Krishna gives us the, you know, he wants real love, not force. கிருஷ்ண பகவானுக்கு நமது உண்மையான அன்பு வேண்டும் போலியான அன்பு அல்ல கிருஷ்ணா இந்த pages Bhagavatam Bhagavatam So how we can see Krishna through reading Bhagavatam Maharaj? I think we have read Bhagavatam so many years. how? What is the process to see Krishna in the pages of Bhagavatam Maharaj? Kelvi Maharaj Avargale அவர்களே சுங்கப்பட்டாணி யாத்திரையில் சொற்பொழிவு நிகழ்த்தும் பொழுது ஸ்ரீமத் பாகவதத்தை தொடர்ந்து வாசித்து வந்தால் கிருஷ்ண பகவானை நேரடியாக காண முடியும் என்று கூறினீர்கள் ஆனால் நாங்கள் எல்லாம் தொடர்ந்து வாசித்து வருகின்றோம் ஆனால் கிருஷ்ண பகவான் இன்னும் எங்கள் கண்களுக்கு புலப்படவில்லை The one way you can see him with the eye of knowledge. இது பார்ப்பது உருவத்தை அல்ல அந்த ஞானத்தை Yes, the eye of knowledge. You, you, you have to see through the eye of scriptures. Then you will see Krishna. And the சாஸ்திரத்தின் பார்வையில் பார்த்தால் நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும் Shastra Tatsus. That is real vision, spiritual vision. To see with the eye of knowledge. ஞானத்தின் கண்ணை கொண்டு பார்ப்பதுதான் உண்மையான ஞானம் மகிழ்ச்சி Just like Krishna says in Bhagavad Gita, I am the light of the sun. கிருஷ்ண பகவான் கீதையில் கூறுகின்றார் சூரியனின் பிரகாசம் நான் Now you have all seen the light of the sun. Did you understand that was Krishna? இவ்வாறு சூரியனின் பிரகாசத்தை பார்க்கும் பொழுது அது கிருஷ்ண பகவான் என்று உணர்கின்றீர்களா You have to understand properly. See with the eye of knowledge. இவ்வாறுதான் ஞானத்தின் கண்ணோடு அனைத்தையும் காண வேண்டும் Okay, Hare Krishna. Hare Krishna. Yes. Yes. I want Hare Krishna. So Hari Krishna so எல்லா பக்தர்களுக்கும் ரொம்ப நன்றி நான் நினைக்கிறேன் மகாராஜோடைய அந்த அமிர்தத்தை வந்து எல்லாம் பிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ எல்லாரும் படிச்சிங்கன்னா ப்ளீஸ் ஒரு ஹரிபோல் பெரிய ஹரிபோல் அண்ட் நம்ம வந்து இன்னைக்கு மகாராஜ்க்கு வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் please chant together Hare Krishna Hare Krishna Hare Krishna Hare Hare Rama Hare Rama Rama Hare Hare Hare so ஏன்னா மகாராஜ் வந்துட்டு நம்ம அம்மாத்த ஆரம்பிச்சிலிருந்து நான் நினைக்கிறேன் ஒரு எட்டு ஒன்பது வருஷம் இருக்கும் மகாராஜ் நான் ரொம்ப வருஷமாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான் மாற்றுக்க வாங்க மகாராஜ் ஸோ மகாராஜோட அந்த ஷெடியூல் வந்து ரொம்ப டைட்டாக ஸோ நிறைய பிரான்ச்சஸ்க்கு போகிறவாசி மகாராஜ் கொஞ்சம் கஷ்டம் அவருடைய ஷெடியூலில் ஸோ ஆனால் இந்த வருஷம் நிம நாமத்தோடைய பாக்கியம் அங்குள்ள பக்தர்களுடைய அந்த கருணை என்னன்னு தெரில மகாராஷ்டிரோடைய அந்த கருணை கதாட்சம் வந்துட்டு நம்மளுடைய நாமத்தை மேலே பட்டுச்சு மகாராஜே ரிக்வெஸ்ட் பண்ணாரு நம்மளுடைய நாமாத்தாக்கு வரணும் ஒரு மகாராஜோடைய எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் மகாராஜ் ஒரு பெரிய நன்றியை மகாராஜ்க்கு நம்ம தெரிவிக்கிறோம் மகாராஜ் மகாராஜ் இப்போ already requested Maharaj for so many years we started இமான் அமாத் for so many years and I requested Maharaj to visit us but because of Maharaj tight schedule so Maharaj unable to do so but I think this time Maharaj personally requested that to visit our Nimayana Mart and we are really thankful with Maharaj uh, visit here and hopefully in uh, coming years Maharaj will again give us Maharaj association so that we can uh, improve in our spiritual life Maharaj. So Hare Krishna. Hare Krishna. thank you for all the devotees, devotees for coming and please accept my Dandava Pranam. Because uh, பக்தர்களுடைய அந்த கருணை இல்லாமல் நான் இந்த ப்ரோக்ராம் செஞ்சிருக்க முடியாது ஒரு வாரமா கடந்த ஒரு வாரமா நாங்க வந்து உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருந்த மாராஜ் எப்படி நாங்கள் வர வைக்கிறதுன்னு ஸோ இப்போ one week Maharaj we are planning how to receive Maharaj with celebration is first time Maharaj visiting so one week we are brace coming how to make Maharaj happy I think Maharaj happy with visit thank thank you Hare Krishna இப்பொழுது வந்து மகாராஜ் வந்து தரிசனம் பிரசாதம் கொடுப்பார் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பகவத்கீதை மகாராஜ் கையால் கையிடப்பட்ட அந்த பகவத்கீதை வேணுமோ எங்கள் இடத்துல வந்து பாருங்க நாங்க உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரோம் ரொம்ப நன்றி ஹரி கிருஷ்ணா ¡Oh, no,